எல்லாருமே கார்ல ஏறிட்டோம் சாப்பிடலாம் நெக்ஸ்ட் எங்கம்மா ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து ஏமா அடுத்து எங்க இதே ஹோட்டல் போறேன் நீ கோயில மலையனூரா ஆமாங்க இப்போ சாப்பிட பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு திருவண்ணாமலையில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது இங்கே வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது அன்றைக்கி வந்து பசங்க எல்லாருமே இருந்ததுனால எல்லாருக்குமே வந்து நான்வெஜ் வேணும்னு கேட்டாங்க ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து நான்வெஜ் அப்புறம் அம்மா அக்காலாம் வந்து நாங்கள் வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிட்றோம் அன்றைக்கி ஏன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனால நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடல பசங்க மட்டும் தான் அன்றைக்கி சாப்பிட்டாங்க உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா தவன் வந்து சிக்கன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் வந்து உள்ளே வந்தார் தவனுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து வெஜிடேரியன் இல்லைம்மா எப்பயுமே நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பார் அவர் இல்லையா கேளுங்க அவங்கள இதில் இருக்கான்னு பாரு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இது வந்து dragon prawn biryani raita gravy இதுதான் வந்திருக்கு இப்போது அப்புறம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் வரும்போது உனக்கு எப்படி பிடிச்சிருக்கா தவிர டிராகன் ப்ரான் நல்லா இருக்கா பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா இருக்குது இது எனக்கு நம்ம வீடு நம்ம வீடு ஹோட்டல் இது திருவண்ணாமலையிலேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல திருவண்ணாமலை தான் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் தெரியும் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஆம்பியன்ஸும் நல்லா இருக்குது ஃபுட்டும் நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மலையனூர் கோவிலுக்கு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் எப்பயுமே வந்து நான் அக்கா வீட்டுக்கு சேத்பட்டுக்கு வரும்போது வந்து மலையனூர் கோவில் வந்து நான் போவேன் என்னோட தாத்தாவோட குலதெய்வம் பார்த்தீங்கன்னா மலையனூர் கோவில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க வந்து இருக்கும் வெளியெல்லாம் ஆனால் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கிட்ட இருக்கும் அப்போ வந்து நிறைய கடைங்கள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க காலையில் போகும்போது சூப்பராக இருக்கும் போகிற வழியெலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தூரிட்டே இருந்தது <laughs> ஒரே பஸ் பரவாயில்ல வந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் நல்லா பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மலையனூர் கோவிலுக்கு வந்திருக்கோம் உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் உள்ளே வந்து பா கேமரா வந்து அலோட்னா உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் சாமியை என்னென்னா வந்து நான் வெளியே வந்த அப்புறம் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இங்கே வெளியவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அர்ச்சனைக்கு தேவையான எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்புறம் மாலை எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க நாங்கள் எல்லாமே வாங்கிட்டோம் இங்கே வாங்கிட்டு உள்ளே வந்து இப்போ போகிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் இது நாங்கள் பார்த்தீங்கன்னா போகும்போது ஒருத்தருமே இல்லை ரொம்ப காலியாக இருந்தது சாமியை நல்லா ஃப்ரீயாக பார்த்தோம் எப்பயுமே பயங்கர கூட்டம் இருக்கும் இங்கே வந்து க்யூ க்யூவாக அந்த அந்த க்யூ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் இங்கே ஆனால் நேராக வந்து நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம் போயிட்டு சாமியை பார்த்தோம் జరగండి జరగండి జరగండి சனிக்கிழமைனால கொஞ்சம் காலியாக இருக்குது அவனும் பார்த்தீங்கன்னா நல்லா டயர்ட் ஆகிட்டான் படுத்துட்டாரு உள்ள மலையனூர் சாமியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது யாருமே கூட்டமே இல்லை சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் அங்கேயும் வந்து ஃபோட்டோ கேமராலாம் அலோட் கிடையாது அதனால அங்கேயும் நான் எடுக்கல அடுத்தது வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ கிளம்ப போகிறோம் அப்படியே கம்பல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில வந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு வந்து போனோம் அப்புறம் வந்து மலையனூரும் போயிட்டு வந்துட்டோம் வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேக் வாங்கிட்டு வந்திருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா டென் கே சப்ஸ்கிரைபர் வந்து வந்திருக்காங்க அதுக்காக தான் ஒரு சின்ன கேக் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு கட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றி இதே மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க சீக்கிரமே வந்து ஹண்ட்ரட் கே வந்து சப்ரை இதே மாதிரி ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபரும் வரணும்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் வந்து நல்ல வீடியோஸாக வந்து போடணும்னு சொல்லிட்டு நான் வந்து இருக்கேன் எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன் ரொம்ப நன்றி இப்போ வந்து நம்ம வந்து கேக் கட் பண்ணிடுவோம் thanks for your love and support எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நீங்க கேட்டுங்க ஓகே இப்படி இப்படி இப்படி இப்படி பாரு எல்லாரும் பண்ணீங்க இப்படி ரொடி சரி அவை கட் பண்ணல இருமா இருமா உனக்கு தான் கொடுக்கணும் முதல்ல கேட்க நசுக்கி நாசம் வந்து உங்களுக்காக இந்த ஸ்வீட் ஆமா அப்படியே தவறு கூட்டிட்டு ஐயோ ரோகிணிக்கு எனக்கே எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் கொஞ்சம் தான் இல்லை கொஞ்சம் க்ரீம் இல்லாமதான் ஓகே அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லணும் நம்மளோட சேனல் வந்து டென் கே ரீச் ஆகிறது பார்த்தீங்கன்னா சூரி தம்பி கல்யாணத்தால தான் நான் இங்க வந்த அப்புறம் வீடியோஸ் போடும்போது தான் சூரி தம்பியோட கல்யாணம் போடும்போது தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் அதிகமாவே ஆனாங்க அதனால அவங்களுக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிப்போம் கண்டிப்பா அங்க போன அப்புறம் சித்தி வீட்லயும் ஒரு கேக் வாங்கி நம்ம கட் பண்ணிடுவோம்